Hi everybody. Hi everyone. Hi friends. This festival of lights, it spiritually signifies victory of light over darkness, good over evil, knowledge over ignorance, and hope over despair. Let this light spread happiness in your life. இவ்வுலகில் வாழும் இந்தியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தீபங்கள் ஒழிக்க பட்டாசு வெடிக்க புது துணி உடைத்து மகிழ்ச்சியுடன் இந்த தீபாவளியை கொண்டாட அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் Happy Diwali folks. Happy Diwali! அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ഏവർക്കും എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ ദീപാവലി ആശംസകൾ அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் Ich, ich wünsche Ihnen glückliches Diwali. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸ்வீட் எடு கொண்டாடு May this festival of lights add sparkles of joy to your life. Wishing you all a very happy Diwali. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அன்பு எங்கும் நிறையட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் பிரிந்தோர் சேர்ந்து இனிமையா இணைந்து கொண்டாடுவோம் இந்த இனிய தீபாவளியை दीपावली शुभकामनाएं आप सबको मेरी तरफ से दीपावली शुभकामनाएं हैप्पी दिवाली टू ऑल உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஓ கேமராவா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி ஹாய் ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இனிய தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ ദീപാവലി யோகாசியில் இருக்க உழைப்பாளர்கள் எல்லாரும் எல்லாருக்கும் சேர்த்து தான் வந்து வருஷத்துல ஒரு நாள் தீபாவளியை கொண்டாடுறோம் ஆஹ் பாதுகாப்பா உங்க குடும்பத்தோட வந்து தீபாவளியை கொண்டாடுங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் It's time now we celebrate uh, the brightest festival of India. I wish everyone a happy Diwali. आप सबको दिवाली मुबारक है வணக்கம் மக்களே எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் ஆ? ஆ, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் யாருங்க செய்கிறது ஏய் தூக்கி அடிச்சும் பத்துக்க தீபாவளியை பொங்கல்னு சொல்லலாம் பொங்கலை தீபாவளின்னு சொல்லலாம் இதுன்னு அங்கங்க கலர் கலரா தொங்குது ஆ, வரட்டுமா ஃபுல்லாக आप सबको खुश और सुरक्षित दिवाली में खुशी खिलाना हर जगह हैप्पी दिवाली வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாய் கைஸ் ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் Happy Diwali to you and your family. A happy Diwali all of you and your family. Happy Deepavali Wish you happy Deepavali. Have fun. Have a blast. May this year bring you lots and lots of happiness in your life and fulfill all of your dreams. Happy Diwali!